Thank you. வணக்கம் தி சுசீலா சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க புரிதலுக்கு பிறகு மனம் ரீதியான பிரச்சனைகளை அதன் போக்கில் விட்டு விடுகின்றோம் நடைமுறை வாழ்க்கையில் வரும் உடல் உபாதைகள் உறவு ரீதியாக இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதற்கு விளக்கம் தாருங்கள் நன்றி இவங்க கேட்கறது என்னன்னா சரி மனசளவுல ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு விட்டுடுறோம் அதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனா இப்போ குடும்பத்துக்குள்ள இல்ல நம்ம ரிலேஷன்ஸ்க்குள்ள பிரச்சனைகள் வருது அல்லது நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவு வருது என்ன ஒரு வியாதியோ இல்ல ஏதாவது தொந்தரவு உடம்புல வருது அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நம்ம சொல்ற புரிதல் எல்லாமே மன தான் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதை தாண்டி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம முயற்சி எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் அகத்தளவுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம் அப்போ புறத்துலதான் நம்மளோட செயல் இருக்கு இல்லையா புறத்துலதான் நம்ம செயல் இருக்குன்னா அந்த புறத்துல நடக்க வேண்டிய செயலுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துதான் ஆகணும் இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கே வருவோமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பண்றது அப்போ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அதுக்கு அது என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத அது கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு எடுக்க வேண்டிய சிகிச்சை எடுத்து எடுத்து தான் ஆகணும் மனம்னால உடல் தொந்தரவு வந்திருக்குனாக்கா நீங்க மனசை போராட்டத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த உடல் தொந்தரவு குறைஞ்சிரும் அல்லது நின்னே கூட போயிடும் அப்படிதான் இருந்ததுன்னா அதுல இதுல இந்த மனசை பத்தி புரிதல் ஏற்பட ஏற்படுற போதே அந்த உடல் தொந்தரவுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருது அப்படி இல்லாம அதை தாண்டி தொடருதுன்னா அதுக்கு அதுக்கு எடுக்க வேண்டிய சிகிச்சையை நம்ம எடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளதான் போராட்டம் பண்ண வேணாம்னு சொன்னோம் இப்போ அதே சமயத்துல நம்ம சூழ்நிலை காரணமாகவோ நம்மளோட சொந்த சொந்தங்கள்ல கூட நம்மளோட இருக்கிற இன்ட்ராக்ஷன் காரணமாகவோ அங்கெல்லாம் ஏதாவது சில சிக்கல்கள் தொந்தரவுகள் அது சில சில என்ன சொல்றது ஒரு மன கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஏற்படுதுன்னு வச்சுக்கோமே அதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிறத ஏன்னா இதெல்லாம் புறம் சார்ந்தது நல்லா கவனிச்சு பாருங்க புறம் சார்ந்தது இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசி உன்னை புரிய வைக்கணும்னாலோ இல்ல அவங்க நினைச்சிருக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்னாலும் அதை நம்ம வந்து அது புறம் சார்ந்த வேலைங்கிறதுனால அது அதுக்கான முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும் அதில் வந்து நம்ம இது இது இதுக்கும் நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது புரியுதுங்களா அதாவது நிறைய பேர் இந்த தப்பை நான் பண்ணுறதை நான் கவனிக்கிறேன் நீங்கள் சும்மா இருன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா இரை வந்து புறத்துலேயும் கொண்டு வந்துடுறாங்க அப்படி நடக்கும் போது எதுவுமே பண்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஒரு கண்ணை மூட்டு உட்கார மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு போய் கொண்டு போய் கொண்டுட்டு போயிடுறாங்க நம்ம அப்படி சொல்லவே இல்லை புறத்துல எடுக்க வேண்டிய முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும் அது அது அந்த முயற்சி எடுக்கிற போதே அதுக்கான தீர்வு ஏற்படுது ஏன் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க போராட்டத்தை நிறுத்திக்கணும் இல்லையா இங்க போராட்டத்தை நிறுத்தினால இங்க நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்த சக்தி பூரா இங்க தேவையில்லாம போனது சக்தி இங்க தேவையில்லை மனசுல போராட்டம் பண்ணல அதனால இங்க நமக்கு சக்தி விரயம் தேவை ஆக போறது இல்ல அந்த சக்தி பூரா புறத்தை நோக்கி திரும்புது அந்த புறத்தை நோக்கி திரும்புற போது நம்ம ஒரு சூழ்நிலைய அல்லது ஒரு பிரச்சனையை நம்ம அணுகிற விதமே மாறுது ஏன் நம்ம முன்னாடியே தோணாத போச்சு முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளால ஒரு தீர்வை கொண்டு வர முடியுது ஏன்னா முழு மனமும் வெளியில நோக்கி இயங்க ஆரம்பிக்கிற போது அந்த பிரச்சனை சூழ்நிலையை இன்னும் சுலபமா தீர்க்க முடியுது இதுதான் நான் அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்ட ஒரு விஷயம் அப்போ நம்ம மனசுல ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ இது நீங்க ஃப்ரீயா விட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான ஐடியா நிறைய வர ஆரம்பிக்கும் வெளியில இருக்கிற சூழ்நிலை ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு ரத்த சம்பந்தங்களோட இருக்கிற ஒரு உறவு முறை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வை ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது நம்ம அது அது அதை நோக்கி நம்ம மனசை நம்ம திருப்பி விட்டாலே போறோம் சரிங்களா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு புரிதல் ஒரு விடை கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் நன்றி